இயேசுவே உந்தான் அன்பு போதுமே எனக்கு உலகத்தின் அன்போ இனி வேண்டாமே எனக்கு இயேசுவே உந்தான் அன்பு போதுமே எனக்கு உலகத்தின் அன்போ இனி வேண்டாமே எனக்கு நான் விழுந்தாலும் உங்க பாதத்திலே நான் எழுந்தாலும் உன் சமூகத்திலே பாதத்திலே நான் இழந்தாலும் உங்கள் சமூகத்திலே